வணக்கம் இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஜனவரி எயிட்டீன் டியூஸ்டே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி எயிட் செவன் நைன்ட்டி இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேருந்தே நல்ல ஒரு பீக் மார்க்கெட் ஃபுல் ரைஸில் ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு நமக்கு இப்போ காட்டுதில் ஒரு பைக்கால் இந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஜென்ரேட் ஆனது அப்போலேருந்து இப்போ டூ தேர்ட்டி வரைக்கும் ஃபுல் பை ட்ரெண்டில் இருந்தனால நமக்கு கால் எதுவுமே இன்றைக்கி ஜென்ரேட் ஆகலை இன்னைக்கு நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்க ஒரு ஃபர்ஸ்ட் கால் எடுத்தால் இந்த செல் கால் தான் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு இந்த செல் கால் இப்போ அழகாக ஒரு டூ தேர்ட்டி செவனுக்கு புதுசாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகும்போது இன்றைக்கி செல் பண்ணலாம் பேங்க் நிஃப்டி அப்படின்ட்டு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது மட்டும்தான் நமக்கு கால்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் கேண்டிலினுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு நம்ம என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லஸ் எங்கே வச்சுக்கலான்னு டக்குன்னு நமக்கு ஒரு கால் வந்து கிடைக்கும் ஸோ இது அந்த கேண்டில் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும்போதே நமக்கு கம்ப்ளீட்டான டீட்டெயில் வந்து கிடச்சிரும் இப்போ நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்கை வந்து பார்த்துடலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓப்பனிங்கில் எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு பையிங் மோட் பையிங் ட்ரெண்ட்லேயே இருந்துச்சு இது பைக்கால் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அப்போ வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு நமக்கு மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு சொல்லிட்டு அதனால தான் உங்களுக்கு கேண்டிலுடைய கலர்ஸ் பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து சேமாக வந்து இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டுவெல் ஓ கிளாக் கிட்ட இருக்கோம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த பை ட்ரெண்ட் ப்ரீவியஸ் டேனுடைய ட்ரெண்டில் தான் போய்கிட்டே இருந்துச்சு மார்க்கெட் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஏறிட்டே தான் இருந்துச்சு மார்க்கெட் நிறைய டைம் இறங்க ட்ரை பண்ணாலும் நமக்கு இந்த சார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அது சார்ட்னுடைய பிரேக் அவுட் படி கால் வந்து ஜெனரேட்டே ஆகவே இல்லை செல் கால் வரவே இல்லை டூ தேர்ட்டி வரைக்கும் செல் கால் வரவே இல்லை ஆஃப்டர் டூ தேர்ட்டி தான் நமக்கு வந்துச்சு ஸோ இந்த பைக் கால் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டுவெண்ட்டிக்கு முன்னாடி கிடச்சிருக்கு previous day three twenty market முடிய போகிற டென் மினிட்ஸில் அப்போ கிடச்ச அந்த பைக் கால் அப்படியே அந்த பை கால் வந்தபடி ஃபினிஷ் ஆச்சு அடுத்து இன்னைக்கு ஓப்பனிங்கில் அப்படியே மார்க்கெட் ஸ்லோவாக ஏற ஆரம்பிச்சிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தேர்ட்டி எயிட் த்ரீ எயிட்டிலேருந்து ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனது இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஒரு டுவெல் பிஎம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா thirty eight six hundred range வந்து வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆச்சு ஆஃப்டர் ஒரு ஒன் ஓ கிளாக் அப்போலாம் ஃபுல் ரைஸ் தான் தேர்ட்டி நைன் தௌசண்ட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுச்சு பட் ஒன்ஸ் தேர்ட்டி நைன் தௌசண்டை டச் பண்ண டைம் பார்த்தீங்க அப்படின்னா பட் ஒன்ஸ் நமக்கு மார்க்கெட் வந்து தேர்ட்டி நைன் தௌசண்டை பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஸோ அங்கேருந்து மார்க்கெட் டவுனில் இறங்க ஆரம்பிக்குது லாஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மேலே டவுனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குச்சு இறங்கினதில் இப்போ ஃபைனலாக ஒரு டூ தேர்ட்டி ஃபைவ்க்கு மார்க்கெட் டவுன் வரையில் ஓகே தேர்ட்டி எயிட் எயிட் ஹண்ட்ரடுக்கு கீழே வந்தோன்னே நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இதில் கால்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தான் வரும் நம்ம எதுவுமே செட் பண்ணுறது கிடையாது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே அனலைஸ் பண்ணும் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கேண்டலுடைய மூமெண்ட்டை பார்க்கும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ரொம்ப சிம்பிள் தான் மார்க்கெட் ஏறுற மாதிரி இருந்தால் பை கால் வரும் இறங்குற மாதிரி இருந்தால் செல் கால் வரும் பட் ஒரு பிரேக் அவுட் வந்து நாங்கள் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும்தான் கால் வந்து ஜென்ரேட் ஆகும் அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரேஞ்சாக வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி தான் இன்றைக்கி நமக்கு நமக்கு ஒரு டூ தேர்ட்டி வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பையிங் மோட்லேயே இருந்தது ஒரு டூ தேர்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் தான் இறங்குச்சு அப்படி இறங்கும் போது தான் நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆனது தேர்ட்டி எயிட் செவன் செவன்ட்டி செவனில் ஜென்ரேட் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் பாருங்கள் தேர்ட்டி எயிட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு என்னுடைய தாட் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்ட்டி எயிட் செவன் ஹண்ட்ரட் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு ரவுண்டான ரேஞ்ச் எப்படி நமக்கு thirty eight eight hundred break out ஆனோன்னா நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு இன்டிமேட் பண்ணுச்சு சொன்ன மாதிரியே லாஸ்ட் ஒரு ஃபோர் கேண்டில் பாருங்கள் நல்லாவே இறங்கிருச்சு தேர்ட்டி எயிட் செவன் செவன்ட்டி செவனில் ஜென்ரேட் ஆன call thirty eight seven hundred வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக மூவ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஃபோர் மினிட்ஸில் பாருங்கள் ஃபோர் மினிட்ஸ்க்குள்ளேயே ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு தேர்ட்டி எயிட் சிக்ஸ் நைன்ட்டி வரைக்கும் வந்துருச்சு ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆயிரும் நமக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டியில் இருக்குது ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு நைன்ட்டி செவன் பாயிண்ட் இருக்குது ஸோ நைன்ட்டி செவன் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் டாரட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி எயிட் செவன் ஹண்ட்ரடை டச் பண்ண நெக்ஸ்ட் செகண்டு ரிட்டன் தான் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு இறங்குமான்னு தெரில நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு again thirty eight seven hundred break out பண்ணணும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மட்டும்தான் மார்க்கெட்டால் கீழே டார்கெட்டை நோக்கி வர முடியும் இப்போ அகைன் மார்க்கெட் வந்து செலிக் ரேஞ்ச் கிட்ட தான் போய்கிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம டேரக்டாகவே பார்ப்போம் இது போயிட்டு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸ் ஆகுதான்னு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்கி ஃபஸ்ட் டாரட்டாக பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு நமக்கு ஒரு எயிட் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் ஜெனரேட் ஆகி ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆயிருக்கு லோ பாருங்கள் சிக்ஸ் செவன்ட்டி செவன் வந்திருக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு நமக்கு தேர்ட்டி எயிட் செவன் செவன்ட்டி செவனில் வந்த செல் கால் இப்போ thirty eight six seventy seven வரைக்கும் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகி நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணிருக்கு இது பார்த்தீங்கன்னா bank nifty weekly option thirty nine thousand put option so நமக்கு thirty nine thousand put option பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்திருக்கு ஒரு டூ தேர்ட்டி செவனுக்கு ஃபோர் ஃபிஃப்டியில் பை பண்ணலான்ட்டு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம டேரக்ட் ஆப்ஷன்லேயே அப்ளை பண்ணலாம் டேரக்ட் ஆப்ஷன்லேயே நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் அதாவது என்ட்ரி பாயிண்ட் எங்கன்னு மட்டும் நமக்கு வந்து கிடச்சிரும் ஸோ அதை வச்சு நம்ம ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரை பார்த்துட்டு அதில் என்ட்ரி வரையில் நீங்கள் செல் கால் வரையில் புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் பை கால் வரையில் கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணும்போது ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுனாலும் சிம்பிளாக அந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கும் டேரக்ட் அப்ளைக்கபிள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாகவும் ஆப்ஷன் அப்ளை பண்ணி ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் இது வந்து கம்மிங் வீக் எக்ஸ்பைரி ஆக போகிற வீக்லி ஆப்ஷன் தான் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் ரைசிங்கில் ஏறிட்டே தான் இருந்துச்சு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா செவன் தேர்ட்டி செவன் ஃபிஃப்டி ரேஞ்செலாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு மீன்வைல் நீங்கள் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நல்ல செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி ஃபுல்லாக டவுனில் த்ரீ ஓ கிளாக் மேலேயும் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு so market end of the market வரைக்கும் ஃபுல் டவுன் ட்ரெண்டில் அப்படியே அந்த thirty eight thousand three hundred ரேஞ்சிலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருந்துச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ